ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கே என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நான் இப்போது சிம்பிள் பெயிண்டிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன் ஃபியூ கலர்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா flat brush round brush line brush இப்போது லெமன் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ட்ரையல் பர்பிள் கலர் எடுத்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக எடுத்தேன் ஸோ நெக்ஸ்ட் இப்போது ஆரஞ்சு எடுத்திருக்கேன் ரவுண்ட் ட்ரெஸ்ஸில் தான் ஃப்ளவர் பண்ணுறேன் Park Crimson இது டீல் ப்ளூ இதெல்லாமே பே சிம்பிள் பெயிண்டிங் தான் லெமன் எல்லோ அப்ளை பண்ணியிருக்கேன் சென்டர்ஸில் இஸ் ஜஸ்ட் சாட் க்ரீனும் லெமன் எல்லோவும் எடுத்திருக்கேன் ஃப்ளாட் ப்ரஷ் இது ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் ஒரே ப்ரஷில் at a time two colours apply பண்ணியிருக்கேன் டூ எண்ட்ஸில் ப்ரஷில் கலர் லோட் கலர் எப்படி லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் ஐ திங்க் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த பெயிண்டிங் நான் முடிச்சிட்டேன் ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஈஸியாக சிம்பிளாகவே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ